Thank you. சுவாமிநாதன் சென்னை நாற்பத்தி நாலுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு புரிதல் ஏற்பட்டவுடன் செய்யப்படும் செயல்கள் செயல் செயல்களுக்காகவே அன்றி அதாவது work for the sake of work இப்படி இல்லாம நான் எனது என்ற மையத்தில் இருந்து அதாவது செல்ஃப் சென்டர்டாக செயல் புரியக்கூடாது என்று முயல வேண்டும் அல்லவா அதாவது இந்த கேள்வியோட பின்னாடி இருக்கிற கேட்கப்படாத ஒரு கேள்வி என்னன்னா சுயநலமா இருக்கக்கூடாதுல்ல ஞானம் அடைஞ்சிட்டானா பொது நலத்துல தானே இருக்கும் நம்ம நம்ம வைக்கிற நமக்கு வர்ற எண்ணங்கள் எல்லாமே பொது நலம் சார்ந்த எண்ணமா தானே இருக்கணும் சுயநலமான ஒரு எண்ணம் வரவே கூடாது இல்ல அப்போ அந்த ஒரு ஒரு ஞானி ஞானம் அடைஞ்சவர் அவர் என்ன வேலை பண்ணாலும் பொதுக்காக தானே இருக்கணும் தனக்காக எதுவும் வேலை பண்ணக்கூடாது இல்ல இதெல்லாம் தான் அவருக்கு அவரு எனக்கு எனக்கு தோணுது அவர் கேட்காத விட்ட கேள்விகள் இதுதான் தோணுது எனக்கு நம்ம இப்படி நம்ம ஒரு இதெல்லாம் இது மாதிரி தான் நம்ம ஒரு படிச்சிருக்கோம் இல்லையா முன்னாடி மகான்கள் பத்தியோ ஒரு பெரிய பெரிய ஞானிகள் பத்தியோ படிச்ச நம்ம கதைகள் அல்லது அவங்கள பற்றிய ஒரு சரித்திரங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படி தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க சமுதாயத்துக்காக மற்றவங்களுக்காகவே எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சித்தரிக்கப்படுது அதனால நம்ம மனசுல ஒரு டெபினேஷன் வந்துருது ஞானின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா ஞானம்ங்கிறதுக்கோ ஞானிங்கிறதுக்கோ ஞானி எப்படி செயல்படணுங்கிறதுக்கோ ஆக்சுவலா ஒரு டெபினேஷன் ஒரு வரையறை கிடையாது இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால எல்லாரும் இப்படிதான் இருக்கிறோம் நம்ம நம்ம நினைக்கிறோம் இல்ல நம்ம எதிர்பார்க்கிறோம் சோ ஞானிங்கிறவருக்கு எல்லா விதமான யோசனைகளும் வரலாம் தன்னை பத்தி யோசனைகளும் வரலாம் சமுதாயத்தை பத்தி யோசனைகளும் வரலாம் அவரு எதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த நேரத்துல அவருக்கு செய்யணும் தோடுதான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு அது தனக்கான விஷயமா இருக்க ஒண்ணு இல்ல ஞானிக்கு கொசு கடிக்காதா கொசு கடிச்சா ஞானி கொசு அடிக்க மாட்டாரா அப்போ இது வந்து ஒரு உயிர் இந்த உயிரை நான் வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அவரு அவர் ஒரு ஒரு முடிவு பண்ணிட்டு பண்ண போறாரா கொசு கிடைச்சோன்னா ஆட்டோமேட்டிக் அவர் கை உண்பட்டதுன்னா ஐயோ ஞானி கொசு கொண்டுட்டாரு அவர் எப்படி உயிர் உயிர் கொலை பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா எப்படி தன்னிச்சையான செயல் இப்போ அது மாதிரி பசிக்குதுன்னு அவர் சாப்பிட மாட்டாரா இப்போ ஞானிக்கு பசிய வராதா ஒரு உடம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுக்கான சில தேவைகள் இருக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுதான் ஆக வேண்டியிருக்கு உடம்புக்கு ஒரு ஓய்வு தேவைப்பட்டா தூங்க தான் வேண்டியிருக்கு ஞானி தூங்கவே மாட்டாரா இருபத்தி நாலு நேரம் முடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரா இப்படி கிடையாது இல்லையா சோ நம்ம அதை எப்படி பாத்துக்கணும்னா எது அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை செய்ய போறாரு பட் இது இது ஒரு பக்கம் இப்படி நம்ம சொன்னாலும் என்ன ஆகுது ஒரு ஞானிங்கிறவருக்கு மனசுக்குள்ள போராட்டம் கிடையாது சோ அவர் செய்யற செயல் எல்லாமே புறத்தை சார்ந்ததா இருக்கு புறத்தை சார்ந்ததா இருக்குங்கிற போது உள்ள போராடிக்கிட்டு இருந்த முன்னாடி ஞானம் அடையத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்தது இல்லையா அந்த போராட்டத்துக்கு என்னென்ன எனர்ஜி செலவாகிட்டு இருந்ததோ அதெல்லாம் இப்ப மிச்சமாகறதுனால புறத்துல செயலுக்கு வருது அப்போ பெரும்பாலும் பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா அவங்களோட செயல் எல்லாமே சமுதாயத்தை நோக்கி மற்றவர்களை நோக்கி ஒரு ஒரு பொதுத்தன்மை உடைய ஒரு செயல்களா மாறதுனால இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு மாதிரி மாறிடுச்சு சோ அது அது தானா நிகழட்டும் பொது பொது உடைமையான ஒரு ஒரு விஷயமா அது அது நடக்கிற போது ஓகே அதுக்குன்னுட்டு அவருக்கு மற்ற இது வரக்கூடாது அப்படின்னு நம்ம வச்சோம்னால இப்போ ஒரு ஞானம் நினைஞ்சதுக்கு அப்புறமே சில பேர் என்ன பண்ணிடுறாங்க நான் எதுவுமே எனக்கு நினைச்சிக்க கூடாது அப்படின்னு அங்க ஒரு ஒரு ஒரு கோடை ஒரு ஒரு ஒரு ஒரு பவுண்டரி போடுறோம் இல்லையா அந்த அந்த பவுண்டரி போடுற போது தான் திருப்பி ஒரு போராட்டத்தில் மாட்டிக்கணும் அப்புறம் ஞானம் அடைஞ்சிட்டு திருப்பி ஸ்லிப் ஆகி வந்துட்டு ஐயோ எனக்கே இப்படி ஆயிப்போச்சு நான் ஒழுங்கா தானே இருந்தேன் கொஞ்சம் ஒரு மாசம் முன்னாடி ஒழுங்கா திருப்பி என்ன திருப்பி மாட்டிக்கிட்டேன்னா திருப்பி அப்படின்னு ஒரு போராட்டத்துக்குள்ள போயிடும் அப்படி இல்லாம அந்த சூழ்நிலையில என்ன தேவைப்படுதோ அதை செஞ்சுட்டு போறது அப்படின்னு இருந்தோம்னா அதுவா பொது நலனுக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இல்ல அந்த சூழ்நிலையில ஒரு தன்னலனுக்காக எனக்காக அப்படின்னு சிலதை நான் செய்யற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அது எது நடக்குதோ அது வந்து என்ன சொல்றது அந்த இடத்துல தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படி விட்டுட்டோம்னால நம்ம போராட போராடாமல் இயங்குவோம் போராடாமல் இயங்கினோம்னா பெரும்பாலும் நடக்கிற வேலைகள் எல்லாமே சமுதாயத்துக்கு அல்லது பொதுமக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையா தான் நடக்குது அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ண வேண்டாம் அதை பண்ண ட்ரை பண்ணா திருப்பி போராட்டத்துல போய் குழப்பத்துல தான் முடியும் அது விட்டுட்டீங்கன்னா தானே நடக்கும் இது முயற்சி எடுத்து பண்ண வேண்டிய விஷயம் இல்லை அது ஃப்ரீயா விடுங்க அது தானே நடக்கும் இது நீங்க அது அந்த ஞானம் அடைஞ்சு செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது அனுபவத்துல புரிஞ்சும் நன்றி வணக்கம்